வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தவனோட பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் தவனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்பயுமே வந்து பர்த்டே பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்துடும் தவனுக்கு ஸ்கூல்லையும் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கேக் கட் பண்ணுவார் இந்த வாட்டி சாட்டர்டே வந்ததுனால அவர் வந்து ஸ்கூலில் வந்து கேக் கட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸோட தவன் பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கார் பர்த்டேக்கு நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆசை தான் ஆனால் இப்போ இருக்க பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அஞ்சு பேருக்கு மேலே வந்து நம்ம இன்வைட் பண்ண முடியாது அதனால் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் சாயந்தரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு தவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க போகலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு கோவில் பாருங்கள் அங்கே இருக்குது பாலமுருகர் கோவில் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்புறம் வந்து பிரதோஷமும் இன்றைக்கி இருக்குது கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரியல போய் பார்க்கலாம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹனுமான் சிலை வந்து வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்கவே உங்களுக்கு அதையும் காட்டுறேன் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு தவனுக்கும் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிட்டேன் அடுத்தது வந்து அன்றைக்கி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க பாலில் அதனால் வந்து பால் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் அங்கே பாருங்கள் நிறைய பேர் வாங்கி அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் கோவிலில் பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான புளி சாதம் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்தது வந்து கேக் நான் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டேன் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கேக் மேலே வைக்கிறேன் இந்த டாப்பர் வந்து செய்ய போகிறேன் மேலே பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் வைக்க போகிறேன் அதுக்காக நான் ஒயிட் சாக்லேட்டை வந்து இப்போ மில்க் பண்ணுறேன் ஒயிட் சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றிட்டு ட்ரோன் ஷேப் வந்து செஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து அந்த ட்ரோனுக்கு தேவையான ரிமோட்டும் வந்து நான் செஞ்சு வச்சுக்கிறேன் இதை செஞ்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா டூ டயர் ப்ளூபெரி கேக் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் அந்த ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை ஒரு பேனில் போட்டுக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து ப்ளூபெரி க்ரஷ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ கேக்லாம் வந்து நல்லா பேக் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக இது வந்து சுகர் சிரப் சுகர் சிரப்பில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ப்ளூபெரி அந்த க்ரஷ் பண்ணோம்ல அதோட சிரப் மட்டும் கொஞ்சம் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து ப்ளூபெரி க்ரஷ் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அசம்பிள் பண்ணிடலாம் கேக்கை விப்பிங் க்ரீமும் பார்த்திங்கன்னா பீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த கேக் போர்டில் வந்து கொஞ்சமாக நான் விப்பிங் க்ரீம் போட்டுறேன் இப்போ அதுக்கு மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு லேயர் கேக் வச்சிடுறேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து மேலே போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயே விப்பிங் க்ரீமும் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் இப்போ ப்ளூபெரி க்ரஷும் மேலே போட்டுடுறேன் போட்டுட்டு இதுவும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதே ப்ராசஸ் வந்து நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வந்து நான் நாலு லேயரும் வந்து செஞ்சுக்கிறேன் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு க்ரம் கோட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் மேலே வந்து இதுக்கு பர்பிள் கலர் கோட்டிங் வந்து நான் இன்னொரு லேயர் போட போகிறேன் அதனால் அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் இப்போ டூ டயர் கேக் சொல்லியிருந்தல அதுக்காக ரெண்டு லேயர்ஸ் கேக் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து நான் விப்பிங் க்ரீமில் வந்து இந்த பர்பிள் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த விப்பிங் க்ரீமை வந்து நான் அந்த பேஸ் லேயர் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால அதில் அப்ளை பண்ணிக்கிறேன் அது வந்து எனக்கு பர்பிள் கலர் வேணும் அதனால் அந்த பர்பிள் கலர் விப்பிங் க்ரீம் வந்து இதில் போட்டுக்கிறேன் கேக் கோம்பு வச்சு சைட்ஸ்லலாம் வந்து இந்த ஸ்க்ராப் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு லேயர் கேக் செஞ்சுருக்கேன்ல அதையும் வந்து நான் மேலே வச்சிடுறேன் கீழே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் மேலே வந்து ஒயிட் கலர் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் வந்து white and purple colour mix பண்ணி வச்சுருக்கேன் இந்த பைப்பிங் பேக்கில் ஒரு ஃப்ளவர் நாசில் வச்சு மேலே வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் கீழேயும் வந்து நான் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு டிசைன் போட்டுக்கிறேன் ட்ரோன் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு ட்ரோன்லேயே நான் அந்த ப்ளூபெரி வந்து சைட்ஸ்லலாம் வச்சுருக்கேன் இதை வந்து நான் சென்டரில் வச்சிடுறேன் நான் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா தவன் வந்து ட்ரோன் கீழே விழுந்து க்ரஷ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பக்கத்துலேயே வந்து ட்ரோனோட கண்ட்ரோலர் மாதிரி வச்சிடுறேன் அப்புறம் கொஞ்சம் ட்ரோன் செஞ்சதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து அங்கங்கே வச்சிடுறேன் நான் கேக் சுற்றி ப்ளூபெரி பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுட்டேன் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கேக்கை இது பாருங்கள் பர்த்டேக்காக வந்து சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் வந்து இந்த வாலில் பண்ணியிருக்கோம் தவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிஃப்ட் யார் கொடுத்தா இந்த இந்த கிஃப்ட் யார் கொடுத்தா நீங்க கொடுத்தியா சரி சரி இது வந்து நான் கீ ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன் இது வந்து grilled cheese pasta tandoori chicken prawn tikka வந்து செஞ்சுருந்தேன் எல்லாமே வந்து ஸ்பைசி வந்து ரொம்ப கம்மியாக செஞ்சுருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லாமே சாப்பிட்றது அதனால் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் மைல்டாக வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தேன் ரைத்தாவுக்கு வந்து அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து க்ரீன் சாஸ் வச்சுருக்கேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து நான் செஞ்சது இது பார்த்திங்கன்னா ஓரியோ சாக்லேட் டெசர்ட் கப் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன் இதை செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகிறதுக்காக நான் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் கேக் பக்கத்தில் வைக்க போகிறேன் அதனால் வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஓரியோவோட மினி இருக்கும்ல மினி ஓரியோஸ் அது வந்து நான் மேலே வச்சிடுறேன் அப்புறம் வந்து ஒரு வேஃபல் ஸ்டிக்கும் வந்து மேலே வச்சுருவேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படியோ உட்கார வச்சு எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம் பாடு பாடு அம்மாக்குதா அம்மாக்குதா அம்மா கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு இப்போ கேக் கட்டிங்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வந்து கேக் வந்து கொடுத்தேன் கேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது நல்லா அந்த ப்ளூபெரியோட அந்த எசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது கேக்கு நல்லா இருக்கா சொல்ல முடியல போல இருக்கு தேங்க்யூ சொல்லு You're welcome. ஓகே தேங்க்யூ சொல்லு தவிர ஹாப்பி பர்த்டே சொல்லு Thank you, Dasha. You're welcome. You are my best friend. And பாத் no, no, that's just the wrong. ஷேப்பா இருக்கா இட்ஸ் ஓகே பரவாயில்ல தவணேஷன் பண்ணிட்டீங்களா தவனுக்கு வந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருந்தோம் நான் பார்த்திங்கன்னா வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம மூணு பசங்களும் சேர்ந்து சூப்பராக வந்து ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க என்னால் சரியாக எடுக்க முடியல உங்களுக்கு வந்து நான் என்னென்ன கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பிட்டெல்லாம் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த சாக்லேட் ஓரியோ கப் தான் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தவன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பர்த்டே கொண்டாடினார் ரொம்ப ஹாப்பி அவர் அன்றைக்கி ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளே வந்து தவனுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது உங்களை வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி